hi guys welcome to my channel இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை பார்ப்போம் உடைந்த பானை ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவரோட வீட்டுக்கு தேவையான தண்ணீரை தினமும் ஆற்றில் போய் எடுத்துட்டு வர்றத வழக்கமாக வச்சுருந்தாரு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக மொத்தம் ரெண்டு பானைகள் வச்சுருந்தாரு அந்த பானைகளை ஒரு நீளமான களியில் ரெண்டு சைடும் தொங்க போட்டிருப்பாரு களிய தோல்ல சுமந்து கொண்டு வருவாரு ரெண்டு பானையில ஒரு பானை சிறிய ஓட்டை உள்ளதா இருந்துச்சு அதனால வீட்டுக்கு வரும்போது குறையுள்ள பானையில பாதியளவு தண்ணீர் தான் இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன்னோட திறமையை நினைச்சு ரொம்ப பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பவும் அதோட குறைய சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே ரெண்டு வருஷம் உருண்டு போயிருச்சு கேலி பொறுக்க முடியாத பானை அதோட எஜமான் கிட்ட சொல்லி வருத்தப்படுது ஐயா என்னோட குறைய நினச்சி நான் ரொம்ப கேவலமாக உணர்றேன் உங்களுக்கும் தினமும் வேலை கஷ்டம் தண்ணீரெல்லாம் சிந்தி போயிருது என்னோட குறைய நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி தாங்களேன் தயவு செய்து சரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனேயே விவசாயி பானையே நீ ஒன்று கவனிச்சியா நம்ம வரக்கூடிய பாதையில உன்னோட பக்கம் எவ்வளோ அழகான பூச்செடிகள் வரிசையா பூத்திருக்கு பாத்தியா உன்கிட்ட இருந்து தண்ணீர் சிந்துதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நான் வழிநெடுக பூச்செடி விதைகளை எல்லாம் விதைச்சு வச்சிருக்கேன் விதைகளெல்லாம் நீ சிந்தின தண்ணீர்ல இருந்து எனக்கு அழகான பூக்கள் தந்திருக்கு இந்த பூக்கள் எல்லாம் வச்சு நான் என்னோட வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று சம்பாதிக்கிறேன் இதனால எனக்கு பண தேவையும் பூர்த்தி ஆகுது இதை கேட்டதும் பானை கேவலமா உணர்றத நிறுத்திருச்சு அடுத்தவங்க பேச்சை பத்தி கவலைப்படாம தன்னோட வேலைய கருத்தோட செய்ய தொடங்கிருச்சு நீதி அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையையும் செய்ய முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்